ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம டேலியில் income tax return one file பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இன்கம் டேக்ஸை பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் டு செவன் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒன்று எப்படி ஃபைல் பண்ணுறது இதில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் யாரெல்லாம் வந்து இதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ யார் யாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸை எலிஜிபிள் ஐடிஆர் ஒன்று ஃபைல் பண்ணுறதுக்கு யார் யாரெலாம் எலிஜிபிள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வாங்குறவங்க சேல்ரி வாங்குறவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ரி இப்போது salary mean zero two two lakh fifty thousand fifty lakh fifty thousand வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேல்ரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்கேஸ் அவங்களுடைய மாத வருட வருமானம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஒன்றுலேருந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா பத்து பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க டுவெண்ட்டி பர்சன்ட் பே பண்ணணும் பத்து லட்சத்தி ஒன்றுலேருந்து அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க thirty percent income tax pay பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போது சேல்ரி ஆர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஐடிஆர் ஒன் ஃபைல் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா get income from our house properties இப்போ நம்மளுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐடிஆர் ஒன்று ஃபைல் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணணும் நம்மளுடைய பர்சனல் இன்கம் ஸோ பர்சனல் இன்கம்ஸ்னால் அது இது மாதிரி house rent properties other other incomes வந்துச்சு அப்படின்னா அது ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஒன்று வந்து ஃபைல் பண்ணணும் இல்லை இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு லாட்ரியில் பம்பர் ப்ரைஸோ இல்லை எனி அதர் ப்ரைஸஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணணும் இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் நமக்கு டூ லேக் ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் லேக் ருபீஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருட வருமானம் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ரிட்டர்ன் பெற முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்லாப்ஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா we can claim up to one point five lakhs வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ண முடியும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கிளைம் பண்ண முடியும் ஸோ அது என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட்டிசி எயிட்டிசி மூலயமான நம்ம PF employee employee provident fund அப்படி இல்லைனா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்டு அப்புறம் unit link linked investment plans இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே என்ன பண்ண முடியும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும் எக்ஸம்ஷன்ஸ் பெற முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிசிசி ஸோ இது மூலயமா நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் கட்டக்கூடியதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் பெற முடியும் அதாவது நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ்லேருந்து லெஸ் ஆகும் அமௌண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிடி இதான் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் நீடட் பர்சன்ஸ் ஊனமாக இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஃபார்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ஸ் வரைக்கும் என்ன பண்ண முடியும் நம்மளுடைய ஊனத்தோட ரேட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஏடிடி ஃபார்ம் மூலயமா என்ன பண்ண முடியும் forty to eighty persons claim பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா eighty E and eighty E so இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டைப்ஸை மட்டும் நான் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் um, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் நம்ம வந்து பாங்க வாங்கக்கூடிய கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன பண்ணலாம் நம்ம டேக்ஸ் um, வந்து எக்ஸம்ஷன் பெற முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எயிட்டி ஜி ஸோ நம்ம வேறு யாருக்காவது டொனேஷன் கொடுக்குறோம் டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்ம டொனேஷன் வாங்குறவங்கள்ட்ட நம்ம எயிட்டி ஜி ரிஜிஸ்டர்டு இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும் அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெற முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிஆரில் மூலயமா நம்ம டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைக்கிறது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில கவர்மெண்ட் கம் ஆஃபீஸில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஹை சேலரிஸ் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்த பேர் எல்லார் பேர்லேயும் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் எல்லார் பேர்லேயும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இதை மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க பே பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஜொல் லோன் வச்சுருப்பாங்க minimum amount of jewel loans வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த இயரில் காமிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான பேசிக் ஆப்ஷன்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம டேலியில் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம டேலிக்குள்ளே போவோம் ஸோ டேலியில் um, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் um, நான் ஒரு கம்பெனி ஒன்று நான் நியூவாக க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ எஃப் லெவன் ஃபியூச்சர்ஸ் போகிறேன் அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் போகிறேன் அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸில் நான் என்ன பண்ணுறேன் first payroll options main maintain payroll ஆப்ஷன்ஸில் எஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா more than one payroll cost category அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நான் எஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் நான் ஸ்டாச்சுரி டாக்ஸேஷன்ஸ் போகிறேன் எஃப் த்ரீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் எனேபிள் பேரோல் சேச்சுட்டரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ் கொடுக்குறேன் அப்புறம் செட் ஆல்டர் பேரோல் ஸ்டாச்சுட்டரி டீட்டெயிலில் எஸ் கொடுக்குறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நான் என்ன Tally ERP nine version use பண்ணுறேன் அப்படின்னா released four point nine one version use பண்ணுறேன் ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது எண்பது எம்பி உள்ள அந்த வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபே பேரோல் சேச்சுரேட் டீட்டெயிலெலாம் வராது அப்போ என்ன பண்ணணும் ஃபுல் வேர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்பிக்கு மேலே இருக்கும் எஜுகேஷன் வேர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பேயபிள் வேர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லை ஆனால் எஜுகேஷனல் வேர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க நூறு எம்பிக்கு மேலே உள்ள டேலியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ கம்பெனியோட கோடு நான் யூஸ் பண்ணுறேன் okay NBN one two three four five zero one two three so கொடுத்துட்டேன் so company code security code அப்புறம் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸோட கோடு அப்புறம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா கம்பெனி அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஸோ இதில் நம்ம டைப் ஆஃப் இல்லை அதர்ஸில் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ சேவ் பண்ணிவிட்டேன் நேராக என்ன பண்ணுறோம் பேரோல் இன்ஃபோ போகிறோம் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் நான் பேரோல் ஹெட் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அந்த நூறு எம்பிக்கு மேலே யூஸ் பண்ணதாக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வரும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா அது ஷோ ஆகாது ஸோ எங்கே இருக்குதுன்னு தேடி கஷ்டப்படுவீங்க ஸோ பே ஹெட்டில் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பேசிக் பே யூஸ் பண்ணுறேன் basic pay is a earning for the employee அடுத்து fixed direct expenses so set alter income tax டீட்டெயிலில் எஸ் கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் பேசிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் projected value TDS yes flat rate கொடுக்குறேன் நான் மந்த்லி சேலரி ஸோ அதனால் ஃப்ளாட் ரேட் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா house rent allowance earning for the employee fix direct expenses set ஆல்டரில் yes house rent allowance project value yes flat rate monthly சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியிலேருந்து சர்டன் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க நான் என்ன பண்ணுறேன் ஃப்ளாட் ரேட் போடுறேன் அப்புறம் conveyance conveyance earning for the employee so கன்வேயன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் கன்வேயன்ஸ்னு சொல்லிட்டு தனி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதர் ஏர்னிங்ஸ் அலோன்ஸில் ஃபுல் டேக்ஸபிளாக நான் சூஸ் பண்ணுறேன் flat rate months next children's education allowances so earning for the employee direct expenses children so இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இந்த அலவன்சஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன் ஃப்ளாட் ரேட்டில் நான் கொடுக்குறேன் மந்த்ஸில் சூஸ் பண்ணுறேன் ஸோ நமக்கு பேகெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேகெட்ஸ் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேகெட் மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் இபிஎஃப் இபிஎஃப்பில் e e வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு இருக்குது அதாவது எம்ப்ளாயர் இது வந்து நான் எம்ப்ளாயர் ஸ்டாச்சுரி டிடெக்ஷன் மட்டும் நான் கொடுக்குறேன் அது கான்ட்ரிபியூஷன்லேயே ரெண்டு விதமான கான்ட்ரிபியூஷன் இருக்குது PF accounts current liability so இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி நான் பேரோல் கிளாஸஸ் um, பண்ணும்போதே நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அடுத்து next professional tax professional tax அது statutory deductions professional tax current liability so இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு on total earning on total ஏர்னிங்கில் உங்களுக்கு சேலரி சம்திங் மூவாயிரத்தி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸஸ் கிடையாது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சேலரி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எட்டு ரூபா வந்து பிடிப்பாங்க அதுக்கு மேலே இருந்தாலும் நமக்கு இரநூத்தி எட்டு ரூபா தான் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இரநூத்தி எட்டு ரூபா பிடிப்பாங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஐயாயிரரூவா வரைக்கும் இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா சம்திங் பிடிப்பாங்க அதேமாதிரி மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் பிடிப்பாங்க ஸோ அது மாதிரி different type of professional taxes இருக்குது அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வேல்யூவாக அங்கே என்ட்ரு பண்ணுறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டிடிஎஸ் ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது statutory deductions so income tax current liability months calculation பீரியடில் நான் மந்த்ஸ் சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் pay head கிரியேட் பண்ணிட்டோம் next என்ன பண்ணுற ஒரு எம்ப்ளாயி ஒன்று create பண்ணுறேன் ஸோ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறேன் அவருக்கு வந்து salary டிஃபைன் பண்ணுறேன் ஸோ நம்ம கிரியேட் பண்ண headல உள்ள எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரின்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் சில்ட்ரன் அலோ அலவன்சஸ் அவங்களுக்கு வந்து ஒரு seven thousand five hundred childrens allowances தராங்க கம்பெனியில் கன்வீனியன்ஸ் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தராங்க அதுக்கப்புறம் பிஎஃப் உண்டு ரெண்ட் அலவன்சஸ் உண்டு ஒரு five thousand rupees rent allowance கொடுக்குறதா வச்சுக்கலாம் ப்ரொஃபஷனல் டேக்ஸஸ் டிடிஎஸ் ஸோ அவருக்கு என்ன மாதிரியான பேக்கெட்டில் உண்டுன்னு பார்க்குறோம் ஸோ நம்ம மெயினாக வந்து இதில் ஜென்டர் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் பேன் நம்பர் சூஸ் பண்ணணும் ஸோ பேன் நம்பர் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இன்கம் டேக்ஸ் பேன் நம்பர் நம்ம போட்டுப்போம் ஸோ இது எம்ப்ளாயோடைய டீட்டெயிலை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு இவருக்கு என்னென்ன மாதிரியான டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அவர் இயர்னிங் பண்ணுவார் அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் அப்படி இல்லைன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் லோன்னு ரீபே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணலாம் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவருடைய ஏடிசி ஏடிசிசிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஃபைன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் நான் பேரோலில் இன்கம் டேக்ஸ் டீட்டெயிலில் போயிட்டு டிக்ளரேஷன் போகிறேன் so house rent allowances house rent allowances அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஸோ இப்போ எவ்வளோ நம்ம போட்டோம் மிஸ்டர் எக்ஸுக்கு எவ்வளோ கொடுத்தோம் நம்ம employee salary details defined அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் childrens allowance seven thousand five hundred கொடுத்துருக்கோம் house rent allowances five thousand கொடுத்துருக்கோம் ஸோ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இன்கம்ஸ் டிஃப் டிக்ளரேஷனில் போய்ட்டு ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸு மிஸ்டர் எக்ஸுக்கு ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ நான் மெட்ரோ ஓகே மெட்ரோனா மெட்ரோ நான் மெட்ரோனா நான் மெட்ரோ அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் அலவன்சஸ் கொடுத்தோம் எஜுகேஷன் அலவன்சஸ் அவருக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா income declaration by employ so அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்சஸ் அதர் இன்கம் என்னென்ன இருக்குது இப்போ இன்கேஸ் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு என்ன பண்ணலாம் வாடகைக்கு விடலாம் அப்போ இன்கம்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வருது அவருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து மந்த்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வருதுன்னு வச்சுங்களேன் ஸோ அதை என்ன பண்ணுறோம் அதர் இன்கம் அதாவது சேல்ரி இல்லாமல் அதர் இன்கம் என்ன வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு என்னென்ன மாதிரியான டிடெக்ஷன்ஸ் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க மாதம் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வரும் ஒரு seven thousand five hundred pay பண்ணுறாரு அதுக்கப்புறம் வேறு என்ன house loan house loan replacement house loan வந்து வாங்கியிருக்காரு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் வேறு என்ன சான்சஸ் இருக்குது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குது அப்புறம் pensions fund scheme tuition fees okay இரண்டு இதை மட்டும் போட்டுக்கலாம் ஸோ சேவ் பண்ணியாச்சு டேக்ஸ் கான்ஃபிகரேஷனில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலரி அப்புறம் எக்ஸம்டடு அதாவது நம்ம வந்து கிளைம் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்மளுடைய டிடக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அதர் இன்கம் டிக் அதர் இன்கம்ஸ் நம்மளுடைய அதர் இன்கம்ஸ் அப்புறம் டிடக்ஷன் அண்டர் சாப்டர் நம்ம eighty D so eighty D use பண்ணலாம் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு uh, அடுத்து எயிட்டிடிடி um, அதாவது டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு டிடெக்ஷன்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோனு அதுக்கப்புறம் எயிட்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் இதை மாதிரி different type of deduction exemption வந்து வாங்கலாம் நம்ம அண்ட் uh, ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஸோ அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அடுத்து பேரோல் uh, இன்ஃபோவில் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் attendance create so options options மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன் சேலரி அட்டண்டன்ஸ் லீவ் வித்தவுட் பேயில் கொடுத்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம் நம்ம பேரோல் ஓச்சர் போகிறோம் பேரோல் ஓச்சரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அட்டனன்ஸ் போடுறோம் mister X so alt A press பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டண்டன்ஸ் ஆட்டோஃபில் இன்ஃபர்மேஷன் வந்துடும் அதில் போயிட்டு நம்ம மிஸ்டர் எக்ஸுக்கு அவர் ஒரு ஒன் டே லீவ் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க கொடுத்துட்றோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அவருக்கு நம்ம சேல்ரி பே பண்ண போகிறோம் பேரோல் யூஸ் பண்ணிட்டோம் cash alt A salary declared value இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் வெர்ஷனுங்கனால தேர்ட்டி எடுத்துக்காது ஸோ அதனால் ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு கொடுத்துக்கிறேன் மிஸ்டர் எக்ஸ் கேஷ் இப்போ அவருக்கு அவருடைய சேல்ரி அதாவது டூ மந்த்ஸ் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளேர் ஆகிருக்கு ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் ஒன் ஃபோர்லேருந்து ஒன் ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் டூ மந்த் சேலரி வந்து டிக்ளேர் ஆகிருக்கு இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து thirty four two thousand twenty வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு ஒன் மந்த் சேலரி ஜென்ரேட் பண்ணி காமிக்கலாம் நம்ம ஸோ இப்போ என்ன பண்ண நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம டேக்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம பேரோல் ரிப்போர்ட் போவோம் பேரோல் ரிப்போர்ட்டில் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நம்ம டேக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம payroll report statutory reports income tax income டேக்ஸில் போய்ட்டு நம்ம கம்போசிஷனில் மிஸ்டர் எக்ஸுக்கு போய் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் அவருடைய கிராஸ் சேலரி அதாவது ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் சேலரி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அவருடைய சேலரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்யூசைட்ஸ் செவன்டீன் டூ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடிஷ்னல் ப்ராஃபிட் இன்கம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லைன் ஐட்டமில் வரும் அதே மாதிரி profit in lieu of salary seventeen but three வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய அடிஷ்னல் இன்கம்ஸ் அதாவது இன்சென்டிவ் காம்பன்சேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலவன்சஸ் அவர் வாங்கக்கூடிய அதர் அதர் அலவன்சஸ் அதாவது டேக்ஸ் எக்ஸம்ஷனோட வாங்கக்கூடியது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ஸு அப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன்ஸ் வாங்குகிறாங்க அப்புறம் டிடக்ஷன்ஸ் அவருக்கு பிடிக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் டேக்ஸஸ் என்ன பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு அதர் இன்கம் டிக்ளரேஷன்ஸ் வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்கம்ஸ் அவர் வாங்குறாரு அப்படின்னா இந்த டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு ஹவுஸ் வாடகைக்கு விட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்ஸு அதுக்கப்புறம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிசி ஏடிசி ஏடிசிசிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபவுண்ட் ஃபண்டு அதே மாதிரி ஹவுசிங் லோனு இதெல்லாம் நம்ம வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டிடெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு medical reimbursement education loan donation இதெல்லாம் நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதர்ஸில் காமிக்கும் அதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம்ஸ் இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலோட நமக்கு இன்ஃபர்மேஷன் காமிக்குது நம்ம இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அதாவது இந்த நம்ம டிடிஎஸ் மூலயமா பே பண்ணியிருக்கிற அந்த அமௌண்ட்டை தவிர பாக்கி அமௌண்ட்டு நம்ம டோட்டல் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ forty four thousand twenty five ருபீஸ்க்கு பே பண்ணணும் அதில் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு ரூபா பே பண்ணிட்டோம் பாக்கி வந்து forty thousand hundred and fifty seven rupees வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பே பண்ண வேண்டியதாக இருக்குது இது ஒரு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி உடைய இன்கம் டேக்ஸ் காம்போசிஷன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸில் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா டேக்ஸை எக்ஸம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட்ஸில் எவ்வளோ கிளைம் பண்ண முடியுமோ அவ்வளோதையும் அவங்க என்ன பண்ணலாம் இயர்லி ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணலாம் இங்கே பாருங்கள் கிராஸ் சேலரி வந்து ஆறு லட்சத்து அறுபதாயிரம் காமிக்குது அப்படின்னா இது வந்து ஒன் இயர்க்கான சேலரியை காமிக்குது ஒன் இயர்க்கான டாக்ஸேஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக காமிக்குது அதாவது thirty one three two thousand twenty one வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய earnings salary children allowance house rent allowance இது எல்லாமே டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக அக்கௌண்டிங் வச்சில் போயிட்டு பேமெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இப்போ மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ரூபா அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு காஸ்ட் கேட்டகரியில் எந்தெந்த ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அவங்களுக்கு எவ்வளோலாம் நம்ம டிடிஎஸ் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம பேங்க் மூலயமா பே பண்ணிட்டோம் அப்படின்னா இது எம்ப்ளாயரோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இந்த டிடிஎஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எம்ப்ளாயி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸை சப்மிட் பண்ணி நம்ம அதுக்கான இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர் எக்ஸம்ஷன்ஸு வச்சுருந்தோம் அப்படின்னா அதர் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை சப்மிட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணலாம் ரீக்ளைம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிஆரில் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஸோ இதை எப்படி நம்ம டேலியில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்தோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்